நம்ம இந்த கேள்வி ஒரு டைமாச்சு கேட்டிருப்போம்ல இவ்வளோ யூனிவர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து சன் எர்த் இருக்க இந்த சோலார் சிஸ்டத்தை நம்மளால் வாடுறதுக்கான சாத்தியங்கள் என்ன எத்தனையோ ஸ்டார்ஸ் எத்தனையோ நெபியுலேஸ் எத்தனையோ பிளாக் ஹோல்ஸ் எத்தனையோ சோலார் சிஸ்டம் அதெல்லாம் இருந்து எர்த்தில் மட்டும் உயிர் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா எப்படி ஒரு பேலே டான்ஸரால் இவ்வளோ அழகாக வளைஞ்சு நலிஞ்சு ஆட முடியுது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி ஒரு ஆட்டத்துக்குள்ளே எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணப்படுது ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரோபோட்ஸ் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நீங்கள் சைஃபை டிவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது